அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் ஸோ டே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும்போதே இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கொடுத்துச்சு so gap down opening already previous day வந்து செல் கால் ஜெனரேட் ஆனபடியே ஃபினிஷ் ஆனதுனால நமக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணது ஓப்பனிங்லேயே எயிட் தௌசண்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள் எயிட் தௌசண்ட்க்கு கீழே தான் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் சைட்லேயே தான் ட்ராவல் பண்ணிச்சு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கிட்ட அப் அண்ட் டவுன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டவுன் மொமெண்டமாக இருந்தது ஆஃப்டர் லெவன் ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் பாருங்கள் மொமெண்டம் சேஞ்ச் ஆகி பையிங் ட்ரெண்டாக மாறுது ஸோ கண்டினியூஸாக ஏறினதில் செவன் தௌசண்ட் செவன் நாட் டூவில் பை பண்ணலான்னு வந்துச்சு வந்தது அடுத்து டுவெண்ட்டி டூவில் ஃபஸ்ட் டாரட் அடுத்து ஃபார்ட்டி ஒனில் செகண்ட் டாரட்னு டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ பிரேக் அவுட் பண்ணது இப்போ பையிங் மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டுவெல் பிஎம் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு செவன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ரேஞ்சில் டுவெல் பிஎம் கிட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போகுது after twelve fifty five market பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வருது seven seven sixty nine range கிட்டக்க இப்போ ட்ரேடிங் போகையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து அகைன் சேஞ்ச் ஆகுது அதனால் நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நம்ம எவ்ரிடே மார்க்கெட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுலேயும் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன கால் வருதுன்னு அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு sell at seven seven sixty seven அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ வந்திருக்க அந்த செல் கால் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து seven seven forty seven point fifty எயிட்டுன்னு இருக்குது ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஃபிஃப்த் மினிட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் அந்த ஃபோர் மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்ச்லேயே ட்ரேடிங் போனது இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் டவுன் சைட் மொமெண்டம் கொடுக்குது இப்போதைக்கு ஒரு செவன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் செவன் செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ செவன் செவன் சிக்ஸ்டி செவனில் வந்த செல் கால் இப்போ செவன் செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் டவுன் சைட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு first to five minutes selling ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் டவுன் சைட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துச்சு நைன்டி பர்சன்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு பட் அங்கேருந்து கொடுத்த ரெக்கவரியில் மார்க்கெட் மேலே வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் டுவெல் பிஎம் கிடப்பறம் கிடச்ச ஒரு செல் கால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்து உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ